வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஃபைவ் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே வந்து ஜூலை தேர்ட்டீன்த் இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபைவ் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பைக்கால் வந்திருக்கு thirty five thousand five naught செவனில் பார்த்தீங்கன்னா பையின்னு சொல்லி வந்துட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா thirty five thousand five thirty ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் அது ப்ரீவியஸ் டே வந்துச்சு அதுக்கும் ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால் ஸோ நேற்றும் வந்து என்ன மாதிரி கால்ஸ் ஜென்ரேட் ஆச்சு இந்த சார்ட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆனதில் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணிடலாம் நேற்று ஜூலை டுவெல்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட் சார்ட்டில் ஓப்பனிங்லேயே வந்து பை கால் வந்துச்சு பை கால் பார்த்தீங்க அப்படின்னா thirty five thousand four hundred and thirty ஃபோரில் வந்துச்சு first target thirty five five twenty three அதை பார்த்தீங்கன்னா ஒரு டென் டுவெண்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்துச்சு அது ஒரு ஒன் டுவெண்ட்டிக்கு வந்துட்டு அது பார்த்தீங்கனாலும் அந்த வந்த கேண்டிலே ஆக்சுவலி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு ஸோ ஃபைவ் மினிட்ஸில் டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சுன்னே சொல்லலாம் தேர்ட்டி ஃபைவ் டூ நைன்ட்டி டூவில் நமக்கு செல் கால்னு வந்துட்டு ஃபஸ்ட் டாரட்டான thirty five thousand two hundred range பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து அப்பயே வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் எல்லாத்துலேயும் வந்து இறங்குச்சு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூலை தேர்ட்டீன்த் இன்றைக்கி ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கையிலே கண்டுபிடிச்சிருப்பீங்க கேண்டில்னுடைய கலர் ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் அடுத்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கேண்டில்னுடைய கலர் வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இப்போ பை ட்ரெண்ட் பை கால்ஸ் அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டிலாக வரும் செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர் கேண்டிலாக வரும் இது எப்போ ஃபிக்ஸ் ஆகும்னா கேண்டில் வந்து ஓப்பன் பாயிண்ட்லேயே வந்து கலர் வந்து ஃபிக்ஸ் ஆயிடும் ஸோ டெய்லி ஜஸ்ட் நீங்கள் அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே பைக்கால் வந்துருச்சு ஏன்னா கேண்டில் எல்லாம் க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் அதே மாதிரி இது எந்த பாயிண்ட்டில் வாங்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்து வந்துடும் buy at thirty five thousand five nought செவனில் பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு so thirty five thousand five nought செவனில் நம்ம பை பண்ணிடலாம் மேலே இருக்க ரெண்டு க்ரீன் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆரட் செகண்ட் ஆரட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் நம்ம அதில் எதிர்பார்க்குற ஃபஸ்ட் ஆரட் பார்த்தீங்கன்னா thirty five thousand five ninety six point ten காட்டுது so thirty five five ninety சிக்ஸை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்ட்டு இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு இப்போதைக்கு மார்க்கெட் நைன் ஃபிஃப்டீனுக்கு ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் கால் வந்துட்டு இப்போ ஒரு டென் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ டைம் வந்து நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகுது ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கிடச்சிருக்க அந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா டைம் வந்து லெவன் தேர்ட்டி ஆகுது நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டை பார்த்திங்கன்னா thirty five five ninety five break out பண்ணி thirty five thousand six sixty வரைக்கும் பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகிருக்கு நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஆக்சுவலி காலையிலே வந்து ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பை ரேஞ்சிலே தான் இருந்துச்சு thirty five thousand five hundred ரேஞ்சிலே தான் ஃபுல் ட்ரேடு வந்து போச்சு லெவன் டுவெண்ட்டிக்கு தான் டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து செல் கால் நம்ம ஆல்ரெடி ஓப்பனிங்கில் பார்த்தது தான் ஸோ இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா இது வந்து சிக்னல் ஜென்ரேட்டர் இந்த மாதிரி மார்க்கெட் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் மார்க்கெட் ரைஸ் ஆச்சுன்னா பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை கால் வரும் அதே மார்க்கெட் ஏறின மார்க்கெட் இறங்குது ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வரும் அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில்னுடைய கலர் சேஞ்ச் ஆகும் ஸோ யார் வேணாலும் சார்ட்டை பார்த்தோன்னே வந்து தெரிஞ்சுக்கலாம் கேண்டில் கலர் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் நமக்கு வந்து கால்ஸ் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா என்ன பாயிண்டில் என்ட்ரி எடுக்கலாம் என்ன டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்னென்னு கம்ப்ளீட்டான ஒரு கால்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு டெய்லி டெய்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சார்ட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா thirty five thousand call option weekly call option தான் ஸோ தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆக போகிறது இந்த கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஜூலை தேர்ட்டீன்த் ஓப்பனிங்லேயே பார்த்திங்கன்னா ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு பை கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு ஃபோர் எயிட்டி டூவில் பார்த்திங்கன்னா பைன்னு சொல்லி வந்துட்டு லெவன் டுவெண்ட்டி வரைக்கும் ஃபோர் எயிட்டி டூவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் five forty five fifteen rise ஆச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டி மார்க்கெட் முடிய போகுது இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு காலையில் ஜென்ரேட் ஆன கால் பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷன்லையும் சரி ஃப்யூச்சர்லையும் சரி இப்படி இதுதான் வந்து இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆன ஃபைவ் மினிட்ஸில் கால் வந்துச்சு வந்த கால் ஒரு கண்டினியூஸாக ஒரே பையிங் ட்ரெண்ட்லேயே தான் வந்து இருந்தனால மார்க்கெட்டில் இன்றைக்கி நமக்கு வேறு கால் ஜென்ரேட் ஆகலை அதாவது செல் கால் வந்து ஜென்ரேட் ஆகலை ஸோ இன்றைக்கி ஃபுல் டே பார்த்தீங்க அப்படின்னா பை ட்ரெண்டில் பை மோட்லேயே தான் இருந்துச்சு so meanwhile bank uh, Nifty பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒன் மினிட் ஷார்ட் வந்து ஆக்சுவலி நேற்றே வந்து க்ளோசிங்கில் uh, ஒரு த்ரீ ஓ கிளாக் அப்போ பைக்கால் கால் வந்துச்சு அந்த பை ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல் டே வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன்லையும் சரி ஃப்யூச்சர்லையும் சரி ஒர்க் அவுட் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா one minute and five minute ரெண்டு டைம் ஃப்ரேம்லேயும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் நீங்கள் டேரெக்டாக ஆப்ஷனில் அப்ளை பண்ணியும் அதில் வச்சும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணலாம் ஸோ ஆப்ஷனுக்கு நாங்கள் இந்த மணி அந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து ரெஃபர் பண்ணுறோம் ஏன்னா அதுதான் ஃப்யூச்சர் அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குன்றனால அதே நீங்கள் டேரெக்டாக ஃபியூச்சர் பார்த்து நீங்களே ஆப்ஷன் ஒன் ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த சார்ட் பார்த்து நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும் தேங்க்யூ